வணக்கம் இப்போ நாம் சில்வர் மைக்ரோவில் ஃபைவ் மினிட் சார்ட் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜூன் டென்த் ஆகுது ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு செவன்ட்டி ஒன் எயிட் செவன்ட்டி எயிட்டில் பட் பைக்கால் வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்போ கீழே வந்து வேகமாக இறங்கிட்டுருக்கு டைம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுது ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கு பட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகல அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே கிடச்சிச்சு seventy one thousand five forty fifty ஃபோரில் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா seventy one thousand three seventy five வரைக்கும் டவுன் வந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் அது அதுக்கு ப்ரீவியஸ் டே ஜூன் நைன்த் வந்து வந்துச்சு seventy one thousand four nought ஃபோரில் அது நல்லா செவன்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸும் வந்து ஜென்ரேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேண்டில்னுடைய கலரை செட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னா கேண்டில்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் பாருங்கள் செல் கால் செல் ட்ரெண்டுன்றனால உங்களுக்கு எல்லா கேண்டிலும் ரெட் ரெட் கலரில் இருக்குது பட் பையிங் ட்ரெண்டுன்றனால நமக்கு இந்த ரெண்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே ஓகே இப்போ பையிங் ட்ரெண்ட் நம்ம இப்போ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதே மாதிரி இது எந்த இடத்துல வாங்கினா நல்லாயிருக்கும்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது அது வந்து seventy one thousand eight seventy சிக்ஸில் போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ நம்ம வந்து சில்வர் மைக்ரோவில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இதில் வந்து எப்படி வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது silver micro current month contract five minute chart ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக நடந்து முடிஞ்ச காலை பார்த்துட்டோம் எதுக்கும் வந்து ஒரு தடவை லைவ் மார்க்கெட்டில் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஜென்ரேட் ஆகிறது எப்படி மூவ் பண்ணுதுன்னு ஷோ பண்ணலான்ட்டு இந்த கால் காட்டணும் இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கால் வந்துருச்சு பட் ஆனால் மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேயே தான் இருக்குது மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ஏறல ஒரு தேர்ட்டி பாயிண்ட் தான் ரைஸ் ஆச்சு நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து ரிவர்ஸில் தான் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் கிட்டே வந்துருச்சு இது ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணுதா இல்லை இது இவ்வளோ நேரம் அதுக்கு ப்ரீவியஸ் ஒரு டூ கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகிருக்கு அதனால் ஒரு சின்ன காண்டி இறங்கிட்டு மார்க்கெட் அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்திருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது வந்து ஒரு சிக்ஸ் டென்னுக்கு ஜென்ரேட் ஆச்சு நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நேரம் சாயங்கால டைம் அந்த டைமிங்கில் அடுத்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஆகுது இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை அழகாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகிற கேண்டில் எப்படி மூவ் பண்ணுது அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ இது வந்து அதுக்கு ப்ரீவியஸாக வந்த கால்ஸ் ப்ரீவியஸாக வந்த செல் கால் நல்லா வந்து ஓப்பனிங்ல இன்னைக்கு டே ஓப்பனிங்ல கிடைச்சது நல்ல டவுன்ல இறங்குச்சு அதுக்கப்புறமா பை காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ இதில் கால்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது ஒரு இடம் செல் கால் வந்தால் நெக்ஸ்ட் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் தான் ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து ரெட் க செல் கால்ன்றனால எல்லா கேண்டில்ஸும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது அதே மாதிரி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா க்ரீன் கலரில் வந்துடும் நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தாலே போதும் உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து டெய்லி பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது இதை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே டெய்லி இதை பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ